watch out, watch out, watch out! And his name is John C. Lions roaring in the morning sun, searching for a longer day. And his name is John C. His name is John C. His name His name is John C. Hello viewers எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்களோட வீடியோஸ் அதாவது music videos entertaining videos funny videos WhatsApp status videos இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க பிகாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் போட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ